எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு சரி பார்க்க போகிறோம் சாரியுடைய நம்பர் ஒன் சாரீ நம்பர் ஒன்னுங்க இது வந்து ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கக்கூடியது ஆக்சுவலாக டபுள் ஷேடில் வரக்கூடிய கலருங்க ஆரஞ்ச் அண்டு ரெட் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய sari sari number one top and bottom வரக்கூடிய பார்டருமே உங்களுக்கு வந்து த்ரெட்டு தாங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் சேம் சாரீ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே ரன்னிங்கில் தான் வரும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணாமல் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த சாரீக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பியூர் காட்டன் சாரீ மிஷின் மேடுங்க தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடிய இந்த சாரீஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள் transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பேமெண்ட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ நம்பர் டூ இது டபுள் ஷேடு தான் இது வந்து க்ரீன் அண்ட் மேங்கோ எல்லோ மிக்சிங்கில் இருக்குது இதுவுமே ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க நெக்ஸ்ட்டு சாரீ நம்பர் த்ரீ இதுவுமே வந்து ரெண்டு கலர் மிக்சிங்கில் தாங்க இருக்குது மேங்கோ எல்லோ கலரும் அண்டு லைட்டு லைட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டார்க் மஸ்டர்ட் எல்லோலையும் இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரியோட பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா கிடைக்காதுங்க இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் எல்லாமே யூனிக் பீசஸ் தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாகவே இமீடியேட்டாக புக் பண்ணிக்கலாங்க next sari number four next sari colour நான் சொல்லிடுறேங்க இது வந்து எப்படின்னா எல்லோலையே வந்து ஒரு லைம் எல்லோ uh, கூட ஆரஞ்சு வந்து என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கு எல்லோ கூட ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இது டபுள் டோன் தான் இது வந்து பியூர் காட்டனுங்க ஸோ நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணும்போது next sari sari number five இது வந்து என்ன அப்படின்னா லைட் க்ரீன் கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க பட் ஆனால் கன்வே பண்ணும்போது தெளிவாக கன்வே பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதாவது சாரீ கோட்ஸ் வந்து ரெண்டு சாரீ கோட் அனுப்புகிறீங்க அப்படின்னா டூ ஆல்சோ புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு நம்பருக்குமே வந்து உங்களை உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்கடு ஃபார் யூங்கூட சொல்லுவோம் அதாவது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம இமீடியேட்டாக உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு புக்கடு ஃபார் யூங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் வந்து அந்த சாரீ சாரீ வந்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை வரும் அப்படி இல்லை பேமெண்ட்டே வந்துருச்சு அப்படின்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க சாரீ நம்பர் சிக்ஸ் இதுமே உங்களுக்கு டபுள் ஷேடு தான் மேங்கோ எல்லோ கூட என்ன இருக்குது அப்படின்னா ராணி பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது பார்க்குறக்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியும் சாரி வந்து பியூர் காட்டனுங்க சாரி நம்பர் செவன் சாரியோடைய price thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நம்ம இந்த சாரீஸை சென்ட் பண்ணி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க booking time and delivery time நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பட் எல்லா வீடியோஸ்லையும் நம்மளால் ரிப்பீட் பண்ண முடியலைங்க இப்போ நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த சாரீ புக் பண்ணுறீங்க அதுவும் before five PM evening five பிஎம்க்கு முன்னாடி பே பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து இந்த சாரீ வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோங்க இப்போ இதோடைய கலர் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க இது வந்து ப்ளூ அண்டு um, உங்களுக்கு வந்து லைட் சாண்டிலோட மிக்ஸ் ஆகிருக்கும் சாண்டிலோட ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கும் டபுள் ஷேடு மாதிரி தெரியும் sari number seven sari number eight இது வந்து என்ன அப்படின்னா இதுவுமே டபுள் ஷேடு தான் டபுள் கலர் மிக்சிங் தான் க்ரீம் கலரோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ராணி பிங்க்கு மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ ஏற்கனவே நிறைய தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் லைட் கலரோட இன்னொரு நார்மல் கலர் ஜ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நார்மல் கலர் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் லைட்டாக காட்டும் இது டார்க் கலரோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நார்மல் கலர் இன்னும் வந்து எப்படி இருக்குன்னா டார்க்காக தெரியும் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணுறத வச்சு தாங்க சொல்ல முடியும் சாரி நம்பர் நைன் இதுமே உங்களுக்கு டபுள் ஷேடு தான் இது வந்து உங்களுக்கு மெஜந்தா கூட சாண்டில் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் மெஜந்தாவும் சாண்டிலும் சொல்கிறீங்க ஆனால் பாடி கலர் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாம் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட்டாக தாங்க வருது அது எப்படின்னா ஒரு லைட் வயலட் கலர் மாதிரி வருதுங்க சாரீ கலர் பார்த்துட்டிங்கன்னா லைட் வயலட் கலர் மாதிரி வரும் சாரீ நம்பர் டென் இது வந்து பேரட் க்ரீனும் அண்ட் டார்க் க்ரீனும் மிக்ஸ் ஆன கலருங்க double shade green colour sari number ten and booking பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் என்றைக்கு புக் பண்ணினாலும் சரிங்க பிஃபோர் ஃபைவ் பிஎம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சேரீயோடைய டிஸ்பேச் எப்போ இருக்குன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் தாங்க இருக்கும் ஈவினிங் தான் எப்போவுமே டிஸ்பேச் பண்ணுவோம் ஏன்னா நைட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புக்கிங் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதாவது அடுத்த ஹப்புக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே வந்து ஈவினிங் தான் வந்து டிஸ்பேச் இருக்கும் ஈவினிங் டிஸ்பேச் இருக்குது அப்படின்னா அந்த கொரியருடைய ஸ்லிப்பு வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் ஏன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் தான் மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுப்போம் அப்படி இருக்கும்போது ஈவினிங் தான் டிஸ்பேச் அப்படின்னா அந்த டைமே வந்து கொரியர் ஸ்லிப்பை ஷேர் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறோன்னா கொரியர் ஸ்லிப் வந்து ஷேர் பண்ணுறோம் சாரீ நம்பர் லெவன் இது வந்து rani pink colour delivery time பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஒன் டேயில் டெலிவர் ஆயிருங்க சப்போஸ் ரொம்ப இன்டீரியராக இருக்குது தமிழ்நாடுக்குள்ளேயே அப்படின்னா டூ டேஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒன் டே இல்லைன்னா டூ டேஸ் இதுவே வந்து other state especially south India அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டு ஃபோர் டேஸ் நான் சொல்கிறது மேக்ஸிமம் டேஸுங்க ஈவன் பெங்களூர் ஹைதராபாத் சில பிளேசஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஒன் டேயில் டிஸ்பேச் ஆகுதோ அதாவது டெலிவர் ஆகுதோ அதே மாதிரி அங்கே கூட டெலிவர் ஆகுது பட் எல்லா பின்கோடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நார்மலாக சவுத் இந்தியா அதாவது பெங்களூர் கர் ஹைதராபாத் இல்லை வேறு வேறு வேறு ஸ்டேட்டை வந்து கேட்டிங்கன்னா கூட டூ டு ஃபோர் டேஸுன்னு நம்ம மேக்ஸிமம் டேஸ் தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் டார்க் க்ரீன் பிளாக்கோட மிக்ஸ் ஆகிருக்கு sari number twelve next sari number thirteen இது வந்து உங்களுக்கு பிளாக்கோட தான் மிக்ஸ் ஆகிருக்கு dark violet colour sari number thirteen இதே நார்த் இந்தியாவாக இருந்தால் ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் டெலிவர் ஆகுதுங்க நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் டேஸ் தாங்க மினிமமாகவே கூட உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவர் ஆயிரும் ஆனால் எல்லா பிளேஸ்க்கும் டெ மினிமம் டேஸில் டெலிவர் ஆகுதா அப்படின்னா இல்லைங்க அதனால தான் நான் உங்களுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் டேஸே சொல்கிறேன் sari number one four fourteen sari number fourteen பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காவி ப்ரௌன் கூட பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் கண்டிப்பாக டெலிவர் ஆகிருங்க மேக்ஸிமம் நம்ம டிஹெச்எல்ல தான் வந்து டெலிவர் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா மட்டும் இந்தியா போஸ்ட்டில் நம்ம வைக்கிறோங்க மேக்ஸிமம் டிஹெச்எல் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அதில் தான் நம்ம வந்து டிஸ்பஸ் பண்ணுறோம் next sari sari number fifteen இது வந்து காஃபி ப்ரௌனோட பிளாக்கு மிக்ஸ் ஆகிருக்குங்க சாரிலேயே உங்களுக்கு தெரியும் அது காஃபி ப்ரௌனும் தெரியும் பிளாக்கும் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸோடு இருக்கக்கூடிய சாரீ தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடிய இந்த சாரீஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த சாரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் அட் அ டைமில் புக் பண்ணிக்கலாம் நம்ம அனுப்பிச்சு தரோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்